ஜெஷாகி இங்க இருக்கீங்களா நீங்க <laughs> என்ன இந்த மரத்து மேல உட்காந்துட்டு இருக்கீங்க மழை பெஞ்சு எல்லாத்துலயும் தண்ணி விளையாடவே முடியல அதனால நாங்க மரத்துல ஓ இடம் இல்லாம இங்க வந்து விளையாடுறீங்க இங்க ஓ அப்படியா சரி டெய்லி டைமண்ட்ஸ் கேக் ஆசையா கேக் ஆசை சரி ஓகே நம்ம என்னன்னா இது வரைக்கும் நம்ம தூதனை பார்த்தோம் கண்ணிகை அவங்க செய்தி கொடுக்கறத பார்த்தோம் கண்ணிகை கற்பூதியாகி பிறக்கிற குழந்தைய பத்தி பார்த்தோம் அதுக்கப்புறம் அந்த குழந்தை துணிகளில் சுற்றுற அந்த மெடிக்கல் ப்ராக்டிசஸ் எப்படி பார்த்தோம் அப்புறம் இப்போ பார்த்தோன்னா இன்னைக்கு ஒரு ஒரு எக்ஸைட்டிங்கான எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் இல்லை ஏன்னா பாருங்கள் இப்போ நீங்கள் இன்றைக்கி சொன்னீங்கல்ல வெளியில் எனக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் இங்கே விளையாட வந்தேன்னு சொன்னீங்க அப்படிதானே அதே போல் தான் ஒரு காரியம் நடந்திருக்கு என்ன ஆகியிருக்குன்னா மரியால் கர்ப்பவதியாகி பரிசுத்தாவினால் கர்ப்பவதியாகி அப்போ அவங்க வந்து இந்த பாக்கியத்தை அவங்க சுமக்கும் பொழுது என்ன ஆயிருக்குன்னா அகஸ்துராயன்னு ஒரு ராஜா அப்போ ஆளுகை செய்திருக்காரு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு ஆணை பண்ணியிருக்காரு என்ன சட்டம் கொண்டு வந்திருக்காருன்னா எல்லாரும் குடிமதிப்பு எழுதணும் குடிமதிப்புன்னா என்ன தெரியுமா சென்சஸ் சென்சஸ்னா என்ன தெரியுமா உங்க வீட்டுக்குலாம் வந்து கணக்கு எடுப்பாங்கல்ல அப்பா அம்மா பேர் என்ன உங்க பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்காங்க என்ன படிக்கிறாங்க எல்லா டீடைல்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க அந்த மாதிரி அப்பவே அந்த காலத்துல குடிமதிப்பு எழுதியிருக்காங்க அப்போ யோசிப்பு மரியாதை என்ன பண்ணியிருக்காங்க தாவிதின் ஊராகிய பெத்தில கேமுக்கு போயிருக்காங்க பெத்லேம் கேம் போகும்போது என்னென்னா இப்போ எல்லாமே ரஷ் தானே எல்லாரும் போவாங்களே இப்போ சட்டம் ஒன்று வந்துச்சுன்னா எல்லாரும் ஓடி போவாங்கள்ல அதே மாதிரி இப்போ போகும்பொழுது நிறைய ஜனக்கூட்டம் ஆயிடுச்சு இருக்கு இந்த நேரத்தில் மரியாள் பிரசவ வேதனைப்பட்டு குறைந்து வரும்பொழுது பார்த்தீங்கன்னா சத்திரம் ஒன்று தேடி போகிறாங்க அந்த சத்திரத்தில் இடம் இல்லை ஃபுல்லாகிடுச்சு முழு இடமும் இல்லை அப்போ ஆனால் குழந்தை இப்போ இப்போ பெற்றெடுக்கிறாங்க அந்த வ வழியில் பெற்றெடுக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை என்ன பண்ணுறாங்க துணியில் சுற்றி முன்னணையில் அந்த சத்திரத்தில் இடம் இல்லை சத்திரம்னா என்ன தெரியுமா ஃபஸ்ட்டு நீங்க எல்லாம் வெளியில போனீங்கன்னா எங்க தங்குவீங்க அந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த அவங்களுக்கு வீடு இருந்திருக்கலாம் அந்த சத்திரத்துக்கு இடம் தேடி போறாங்க சத்திரத்துல இடம் இல்லை இடம் இல்லாதனால இந்த ஈசப்பா துணில சுற்றி முன்னணையில வச்சாங்களா எங்க வச்சாங்க முன்னணை முன்னணைனா என்ன தெரியுமா அந்த மாட்டு தொட்டி மாட்டு தொட்டி தொட்டி மட்டும் இல்ல மாட்டுக்கு தீவனம் போடுற ஒரு ஒரு ஒரு தொட்டி மாதிரி இருக்காது ஆனால் இந்த கலக்கிற இந்த மாதிரி தொட்டி இல்லை அது ஒரு நல்ல டேபிள் மாதிரி இருக்கும் அப்படி இருந்துட்டு அதில் அந்த தவிடு அந்த மாதிரி வைக்கோல்லாம் போட்டு வைக்கிற அதுக்கு பேர் தான் முன்னனை சொல்லுவாங்க ஸோ வெறும் அந்த இடம் தான் காலியாக இருந்ததுனால ஏசப்பாவை துணிகளை சுற்றி அந்த இடத்துல வச்சுருக்காங்க நினச்சி பார்த்தா வானத்தையும் பூமியும் அண்ட சராசரத்தையும் படைச்சவருக்கு இந்த பூமிக்கு வரும்பொழுது இடம் இல்லை இடம் இல்லாததுனால ஒரு முன்னணியில் இருந்தாலும் பரவாயில்ல அவர் நம்ம நேசித்ததுனால எதுவுமே பொறுப்பெடுக்கலை இல்லை சாதாரண மக்களுக்கும் எல்லாருக்கும் அவர் அவர் சொந்தமாக இருக்க முடியாதான் இப்படிப்பட்ட ஒரு கோலம் எடுத்தார் இல்லை அதனால தான் நம்ம வாசிக்கிறோம் அந்த லூக்கா ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள் God bless you. God bless you.